அன்பு குழந்தைகளே அருமை பெற்றோர்களே பெரியவர்களே இனிய நண்பர்களே ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதள ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இன்றைய பெருவிழாவின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பெருவிழாவின் சிந்தனை குழுக்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் இன்று கப்ரியல் தூதர் தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பெருவிழா திருச்சுவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது பாரம்பரியமாகவே இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டுகளிலேயே இந்த சிந்தனையானது ஆதி திருச்சபையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த விழாவானது இந்த நினைவானது மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டு வந்தது விவலியங்களிலே ஆரம்பத்தில் கிறிஸ்து வாழ்ந்ததையும் நமக்காய் மறித்ததையும் உயிர் தெழுந்ததையும் உடனடியாக மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற உத்வேகத்திலே ஆதி திருச்சபையிலே அப்போ சிலர்களும் புதிதாய் அபிஷேகம் செய்யப்பட்ட இறை தூதர்களும் பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார்கள் பிறகுதான் விவிலியம் எழுதப்படுகின்ற சமயத்தில்தான் அது தொடக்க முதல் இறுதி வரையிலும் அது முழுமையை அடைய வேண்டும் என்பதற்காக வந்த சிந்தனைகளிலே ஆராய்ச்சியிலே பாரம்பரியத்திலே அப்போ சிலர் வழியாகவும் அன்னை மரியாளின் வழியாகவும் அறிந்த உண்மை செய்திகளை திருச்சபையானது ஆதியிலிருந்து கொண்டாடி வருகிறது திருச்சபையில் நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டுகளிலே கொண்டாடப்பட்டு பிரபலமாக பரவலமாக பரவலாக கொண்டாடப்பட்டு வந்திருந்தாலுமே கூட அதாவது டொலேடோ என்கின்ற அந்த ஒன்று கூடலில் கான்ஸ்டான்டினோவில் என்கின்ற அந்த ஒன்று கூடலிலே மா மா மாமந்த கூடலிலே அப்பொழுது இருந்த மூப்பர்கள் தந்தையர்கள் சிந்தித்து இதை அனைவரும் கொண்டாட வேண்டியது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இது விழா இறைவன் இந்த உலகை அன்பு செய்கிறார் இந்த உலகை மீண்டுமாக புதுப்பிக்க விரும்புகிறார் என்ற செய்தியை சொன்ன அற்புதமான விழா மங்கள வார்த்தை அற்புதமான மகிழ்ச்சியின் வார்த்தை ஆண்டவருடைய வாய்ஸ் அதாவது ஆண்டவருடைய குரலாக செய்தியாக கபிரியல் இறை தூதர் அன்னை மரியாளை அந்த இளம் பெண்மணியை சந்தித்து உத்தரவு கேட்க வருகிறார் நீர்தான் இந்த மீட்பிற்கு வாசலாக இருக்க வேண்டும் உமது வழியாக இந்த மனு குலத்தை மீட்பதற்காக இறைமகன் வர வேண்டும் என்பது இறை திட்டம் இதை நீர் ஏற்றுக்கொள்கிறீரா என்று உத்தரவு கேட்க அவர் வருகிறார் அவர் இளம் பெண்மணிதான் அன்னை மரியாள் இது புதிது மெஸ்ஸியா வர வேண்டும் என்று காலங்காலமாக மக்கள் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தாலுமே கூட அன்னை மரியாளுக்கு அந்த மரியாளுக்கு அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது வானக தூதரை ஆண்டுடைய குரலை கேட்பதற்கு அவள் தயாராக இருந்தாள் அவள் பாத்திரமாக இருந்தாள் அவளிடமிருந்த ஒரு சில சந்தேகங்களை அல்லது சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ளுகின்ற பொழுது அதற்கான விளக்கங்களையும் அதற்கான இறை சித்தத்தையும் கபிரியல் தூதர் அன்னை மரியாளுக்கு விவரமாக எடுத்துச் சொல்கிறார் அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டவர் உடனே இந்த உலகை மீட்க போகிற இந்த பூமியை மீட்க போகிற இந்த மனு குலத்தை மீட்க போகிற கடவுள் உன் வழியாக மகனாக பிறக்க போகிறார் இது எங்கனம் ஆகும் எப்படி நிகழும் என்று கேட்கிற பொழுது இது இறைவனால் ஆகும் நான் கன்னியாயிற்றே என்று சொன்னாலுமே கூட இது இறை சித்தம் உமது வழியாக இறைவன் பரிசுத்தமாய் பிறக்க விரும்புகிறார் என்று அவர் விளக்கமாய் சொன்னது பிறகு ஆண்டவுடைய அடிமை என்று சொல்லி அன்னை மரியாள் அந்த இறை சித்தத்துக்கு தன்னை அற்புதமாய் பணிந்த நாள் நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடுகிறோம் ஒன்பது மாதங்களுக்கு முன்பாகவே இந்த விழா அதுவும் தவக்காலத்தில் இந்த விழா எந்த நாளாக இருந்தாலும் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு இறை சித்தத்தின் திட்டத்தின் மாபெரும் விழாவானது ஆகவே தான் நாம் இந்த தவ காலத்திலும் இந்த விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தி இறைவனை அன்னை மரியாளை நம்பி ஏற்றுக்கொண்ட இறை திட்டம் மீட்பின் திட்டம் இது அன்பார்ந்தவர்களே அன்னை மரியாள் ஒரு அற்புதமான பெண்மணி புனித பெண்மணி விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு உத்தமமான மகளிர் வெளிகளிலே அந்த ஆரம்பத்திலே லூக்காஸ் நற்செய்தியிலே பெண்மணிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியால் இயேசுவின் தாயாக பெருமைப்பட்ட தாயாக பெருமைப்படுகின்ற தாயாக சித்தரிக்கப்படுகிறாள் மக்களால் வரவேற்கப்படுகிறாள் நீர் பால் குடித்த அந்த பெண்மணி தாய் உங்களுடைய தாய் பேறு பெற்றவள் என்று சொல்லி மக்கள் போற்றுகின்ற அளவுக்கு அன்னை மரியாவுடைய வாழ்க்கை இருந்தது அவள் ஆண்டவருக்கு பாத்திரமாயிருந்தாள் ஆண்டவுடைய ஆண்டவரை கருதரிக்க வார்த்தையை மாமிசமாக்க அவள் அவளுடைய பாத்திரம் பரிசுத்தமாயிருந்தது ஏதுவாயிருந்தது ஆகவேதான் கடவுள் அந்த பெண்மணியை தேர்ந்தெடுத்தார் கடவுளே ஒரு பெண்மணி வழியாக இந்த உலகத்திற்கு வந்ததை விவிலியத்தில் படிக்கிறோம் விவிலியத்திலே அன்னை மரியாதை பற்றி ஒரு சில இடங்களிலே சொல்லப்படுகிறது இந்த விழாவிலே நாம் ஒரு நம்பிக்கையை நாம் உணர வேண்டும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு நம்பிக்கை என் உடன்படிக்கை கடவுள் மனிதனை நம்புகிறார் ஆகவே தான் அவர் எங்க போனாலும் எப்படியா இருந்தாலும் சந்திக்க வருகிறார் பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலும் கூட இறுதி வரையிலும் அதை நாம் சந்திக்கிறோம் பார்க்கிறோம் படிக்கிறோம் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் ஒரு நம்பிக்கையின் ஒரு உடன்படிக்கை அதற்கு அன்னை மரியால் ஆம் என்று என்ன நடந்தாலும் பரவாயில்லை இது இறைவன் சித்தம் என்று ஏற்றுக்கொண்ட அற்புதமான ஒரு நிகழ்வு அற்புதமான ஒரு நாள் அன்பார்ந்தவர்களே இன்று பறந்து விருந்து கிடைக்கின்ற இந்த உலகத்திலே கிறிஸ்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க உலகின் மக்கள் தொகையிலேயே பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் ஆனாலும் ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்ததை போல அவர் வந்ததின் சித்தத்தை சொல்லுகின்ற அந்த நிகழ்வை போல நான் இஸ்ராயல் மக்களில் பிரிந்து போன ஆடுகளை ஒன்று சேர்க்கவே வந்தேன் என்று சொன்ன அந்த கூற்று இன்று பொய்த்து போயிருக்கிறது இன்னைக்கு எத்தனை திருச்சபை எத்தனை திருச்சபை எத்தனை திருச்சபைகள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கிறது ஆதி திருச்சபையில் இருந்து வந்த ஒரு திருச்சபையும் அதனுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் போன மனிதர்கள் மாமனிதர்கள் தப்பறையை போதித்துக் கொண்டு இன்று நாங்களும் கிறிஸ்துவை வாழ்கிறோம் கிறிஸ்துவை அறிக்கிறோம் அறிவிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த கிறிஸ்துவ மக்களையே கூறு போடுகின்ற பிரிக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு விசுவாசத்தில் எவ்வளவு எவ்வளவு தப்பறைகள் அன்னை மரியாளை பற்றி இந்த பிரிந்து போன சகோதரர்கள் ப்ராட்டஸ்டான்ஸ் என்று வைத்துக்கின்ற கொள்கைகளை பார்த்தோம் என்று சொன்னால் அன்னை மரியாளை எதிர்க்கின்ற ஒரு கொள்கையாகத்தான் நற்செய்தியை சொல்வதாக இல்லை அவர்கள் கத்தோலிக் கிறிஸ்தவர்களுக்கும் மத திருச்சபைகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்லி சொல்லி சொல்லி அன்னை மரியாளை ஒரு தெய்வமாக சித்தரித்து காண்பித்து அவளை ஏற்றுக்கொள்ளாத அவளை விரும்பாத அந்த கொள்கைகளை எல்லாம் மக்கள் மீது புகுத்தி உண்மையாகவே ஆதியிலிருந்து கிறிஸ்துவையை நம்பிக்கொண்டிருக்கின்ற மக்களை கிறிஸ்தவர்களை இன்று பிரித்தாழ்கின்ற சபைகள் இன்னைக்கு புற்றீசல் போல் விரிந்து பறந்து கிடக்கிறது யூதர்கள் கூட இயேசுவை நம்புறாங்க மெஸ்ஸியா வரணும்னு இன்னும் காத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அவர்களிலுமே கூட ஒரு சிலர் கிறிஸ்துவர்களாகி மாறி இருக்கிறார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்குள்ளேயே மக்களுக்குள்ளேயே இன்னும் அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்துவன் இருக்கிறார்கள் அன்னை மரியாள் வழியாகத்தான் இறைவன் வந்தார் என்பது விவிலியம் சொல்லுகின்ற பாடம் அவள் ஒரு அற்புதமான பெண்மணி புனித பெண்மணி எல்லா மகளிருக்கும் ஒரு முன்மாதிரியான பெண்மணி அவளை ஏற்றுக்கொள்வதில்லை அவளை அங்கீகரிப்பதை ஒரு தாயாக ஏற்றுக்கொள்வது என்ன சங்கடம் ஆண்டவரே அந்த அற்புதமான ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்தார் கடவுளுடைய வார்த்தையை கருத்தரிக்க மாமிசமாக்க கொண்ட தகுதியை கொடுத்திருந்தார் அற்புதமான ஒரு தாய்மையை கொடுத்தார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தப்பறைகளை எல்லாம் விட்டு விடுவோம் அதில் இருக்கின்ற உண்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் இறைவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக இதோ ஆணுடைய அடிமை என்று சொல்லுகின்ற அற்புதமான பணிவான பெண்மணி திருச்சபையின் அடையாளமாக இருக்கிறாள் திருச்சபையின் தாயாக இருக்கிறாள் கடவுளுடைய வார்த்தை மாமிசமாக்கிய அன்னை மரியாள் திருச்சபையின் தாயாக இருக்கிறாள் தன் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அரவணைக்கின்ற ஒரு அற்புதமான தாய் உணர்வை கொண்ட தியாகம் நிறைந்த தட்டி கொடுக்கின்ற ஆசீர்வதிக்கின்ற ஒரு தாயாக இருக்கிறார் அவள் தெய்வம் அல்ல தாய் அதை ஏற்றுக்கொள்வது சங்கடம் இல்லை நம்முடைய வீட்டில் அப்படித்தான் நம்ம நம்முடைய அம்மாவை ஏற்றுக்கொள்கிறோம் கடைசி வரைக்கும் வைத்து காப்பாற்றுகிறோம் கடைசி வரைக்கும் பார்க்குறோம் நம்மை கடைசி வரைக்கும் அம்மா அம்மா பார்த்துக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு நம்முடைய தாய் நம்ம மீது அன்பு செலுத்துகிறார் நம்முடைய அன்பு நம்முடைய பெற்றோர் நம்முடைய தாய் மாதிரி தாய் அம்மா அதே போல்தான் திருச்சபையின் தாயாக அன்னை மரியால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் தன் பிள்ளையாக பாவித்து பாராட்டி வருகிறாள் அதான் அவள் செய்கின்ற பணி கரம் பிடித்து ஏசு க கடவுளிடம் கொண்டு செல்லுகின்ற அற்புத வழியாக இருக்கிறாள் அல்லது ஒரு உந்து சக்தியாக இருக்கிறாள் எப்படி இயேசுவுக்கு சிலுவை பாதையிலே ஆறுதல் ஊட்டுகின்ற ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அதே போன்று திருச்சபையின் மக்களுக்கு அரவணைக்கின்ற ஆறுதல் சொல்லுகின்ற பரிந்துரைக்கின்ற தாயாக இருக்கிறாள் நம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களை நாம் பார்ப்போம் கிறிஸ்துவ தம்பதிகளை பார்ப்போம் கிறிஸ்துவ பெற்றோர்களை பார்ப்போம் திருமணமாக தங்களை வாக்குறுதி கொடுத்து ஒப்பு கொடுக்கின்ற தம்பதிகளை பார்ப்போம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் அன்பு செய்வோம் நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று சொல்லி திருச்சபையின் முன்னிலையிலே கடவுளுடைய சன்னிதானத்திலே கடவுளை சாட்சியாக கொண்டு திருமணம் செய்து கொள்கின்ற உடன்படிக்கை செய்து கொள்கின்ற தம்பதிகளை நினைத்து பார்ப்போம் இந்த வாக்குறுதி அன்னை மரியால் கொடுத்த வாக்குறுதி இறுதி வரையிலும் அவள் கடைபிடித்தாள் அடிமையாக ஆண்டுடைய வார்த்தையுடைய அடிமையாக தன்னை அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள் அது கடைசி வரை கீழ்ப்படிந்தாள் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல இப்ப என்ன சங்கடம் அவமானம் தோல்வி வந்தாலும் பரவாயில்லை இது கடவுளுடைய சித்தம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நமக்கு முன்மாதிரியாக அந்த பெண்மணி அந்த அன்னை மரியால் இருந்தாள் நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள் திருமணமான பிள்ளைகள் சந்தேகம் நிறைய சந்தேகம் இந்த சந்தேகத்தின் மத்தியில் இது ஒரு அற்புதமான ஒரு விழா நாமும் நம்பிக்கையோடு வாழணும் எனக்கு கிடைத்த மனைவி என்னோடு எனக்கு கிடைத்த கணவர் எனக்கு கிடைத்த குடும்ப குடும்பம் என்று சொல்லி அந்த குடும்பத்திற்காக தன்னையே பிரமாணிக்கமாக ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்களாக கிறிஸ்தவ குடும்பங்களாக நாமும் வாழ வேண்டும் என்பதில் இன்று இந்த செய்தியானது மங்கள செய்தியாக சொல்லப்படுகிறது பிரமாணிக்கத்தோடு வாழணும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் சித்தமான பிள்ளைகளாய் பாத்திரமுள்ள பிள்ளைகளாய் பாத்திரமான பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய விழாவினுடைய சாராம்சம் சிந்தனை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அன்னை மரியாளை போல இறைவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம் கொடுப்போம் அதுதான் நம்முடைய வாழ்க்கை அதுதான் நம்முடைய லட்சியம் அந்த வார்த்தை நற்செய்தி தான் மங்கன வார்த்தை தான் மகிழ்ச்சியின் வார்த்தை தான் வாழ்வு முழுவதும் நமக்கான மகிழ்ச்சியை ஊட்டுகின்ற செய்தியை தான் இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு செய்து காண்பித்தார் அன்னை மரியாவின் வழியாக இறுதி வரையிலுமே சிலுவை அடையில் கூட அவர் நம்மை அனாதியாக விட்டுவிடாமல் இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று சொல்லி நம்மிடம் திருச்சபை அன்னை மரியாவிடத்திலும் அன்னை மரியாயை திருச்சபைக்கு கொடுத்து விட்டு சென்றார் ஆக இந்த அற்புதமான விழாவிலே இந்த விழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு அர்த்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை பணிந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என உங்களுக்கு திருச்சபை அழைப்பு விடுக்கிறது கண்களை மூடி இந்த நாளிலே ஜெபிப்போம் அன்னை மாரியால் ஜெபித்ததால் தான் அவள் ஒரு நல்ல பெண்மணியாக பண்புள்ள பெண்மணியாக பரிசுத்தமான பெண்மணியாக வாழ முடிந்தது கடவுளோடு அவள் உரையாடி கொண்டே இருந்தால் அந்த உரையாடல் தான் கபிரியல் தேவதன் மூலமாக நிறைவேறியது அவன் பரிசுத்தமாக இருக்க இறைவன் அவனை தயாரித்தார் அதே போல இறைவன் நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆண்டுடைய வார்த்தையை மாமிசமாக்க வாழ்வாக்க இன்றைய நாளில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் என் அன்பின் பரலோக தந்தையை அன்னை மரியை சந்தித்ததை போல ஆண்டவரே கபரியல் தூதர் எங்களையும் சந்திக்கட்டும் எங்கள் வாழ்விலும் மங்கள வார்த்தையை சொல்லட்டும் மகிழ்ச்சியின் செய்தியை சொல்லட்டும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை சொல்லட்டும் நாங்களும் அதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படி வார்த்தையை மாமிசமாக்க அந்த வார்த்தையை நாங்களும் எங்கள் வாழ்வாக்கி கொள்வதற்கு எங்களை நாங்கள் பாத்திரமாக்க இந்த நாளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை எங்களை சந்தியும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தகுதி இல்லாமல் தான் இருக்கிறோம் புரியது புரிதல் இல்லாமல் தான் வாழ்கிறோம் ஆனால் இன்று இந்த அற்புதமான விழாவிலே ஆண்டவரை எங்கள் கொடுக்கிற செய்திகளின் ஊடாக நாங்கள் எல்லா சந்தேகங்களையும் நம்பிக்கையற்ற தனங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்பிக்கையுள்ள மக்களாக அன்னைமரின் உத்தம பிள்ளைகளாக அவர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பிக்கின்ற பாதையில் லட்சிய பாதை நாங்களும் பயணம் செய்து உம்மை கண்டு பாவிக்கின்ற மிகப்பெரிய அற்புத பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தாரும் இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே நோக்கி ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன் ஹாப்பி ஃபீஸ்ட் एसुकेपुल एसुके நன்றி மரியே വാൾക மரியേ വാൾക மரியേ വാൾക